வணக்கம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி டூ நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால் க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty three thousand four sixteen point ten அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஏஎம்க்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைட் போயிட்டு ரெக்கவரி அந்த லாஸ்ட் டூ கேண்டில்ஸ் பாருங்கள் அந்த ரெக்கவரியில் நல்ல புலிஷ் ட்ரெண்டில் மேலே வந்துச்சு அப்படி வந்ததுனால நமக்கு மார்க்கெட் அப்பர் சைடில் பிரேக் அவுட் அந்த பிரேக் அவுட்டில் தான் நமக்கு பைக்காலே வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இதில் கேண்டில் கலர் மார்க்கெட் ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கும் யாருனாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதும் தான் உங்களால் கேண்டில்னுடைய கலரை வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பை ட்ரெண்டுன்றனால buy at three three four one six so இதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் இதில் என்ட்ரி எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு பைக்கால் வந்திருக்கு தேர்ட்டி த்ரீ ஃபோர் சிக்ஸ்டீனில் இது ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா thirty three four ninety nine so ஒரு கரெக்டாக தேர்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் ரவுண்டான ரேஞ்ச் இருக்குது ஸோ அந்த ரேஞ்ச் எப்போ பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம buy buy call thirty three thousand four hundred ரேஞ்சில் தான் அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி ட்ராவல் ஆச்சு இப்போ ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் மார்க்கெட் சடனாக ரைஸ் ஆச்சு மேலே வந்துச்சு ஸோ அந்த ரைசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் பிரேக் அவுட் கொடுக்குது thirty three thousand five hundred range ஒரு நைன் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் புல்லிஷ் ட்ரெண்டில் மார்க்கெட் தொடர்ந்து பையிங் மோடில் செகண்ட் டாரட் பிரேக் அவுட் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty three thousand five hundred call option so ஒரு டேரக்ட் ஆப்ஷன் சார்ட் பார்க்குறக்கு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆப்ஷன் சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா நைன் டுவெண்ட்டி டூக்கு பை கால் த்ரீ செவன்ட்டி டூவில் வந்திருக்கு வந்துட்டு டென் மினிட்ஸ் கிட்டக்க three seventy two range trading போனதுக்கப்புறம் after nine thirty five market start to rise அந்த ரைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் போச்சு இப்போ செகண்ட் டார்கெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் நல்லா மேலே அப்பர் சைடில் இருக்கும்போது five thirty five forty range கிட்ட ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த சார்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதிலே கால்ஸ் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் உங்களுடைய வேலை ஒன்றும் பெருசாக இருக்காது இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ